வணக்கம் நண்பர்களே இரு தினங்களுக்கு முன்பு வெற்றிமாறன் கூட்டணியில் வெளியான விடுதலை என்ற திரைப்படம் பலதர மக்களையும் பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கு அப்படின்றது நாம் எல்லாரும் அறிந்த உண்மைதான் இந்த படம் டீசர் வந்த நாள் முதல் கொண்டு இது ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்ட திரைப்படம் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தாங்க எனக்குள்ள ஒரு சின்ன ஆர்வம் ஒரு தேடுதல் என்னடா உண்மை சம்பவம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேடி பார்க்கும்போது பல விஷயங்கள் முன்வைக்கப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஓராம் ஆண்டு ஆட்சியில் இருந்தது அதிமுக அவர்கள் செய்த விஷயங்கள் பல விஷயங்கள் பேசும் பொருளாக இன்று முன்வைக்கப்படுகின்றன அதில் ஏன் மனதிற்கு மிகவும் பாதித்த விஷயத்தை உங்களிடம் ஷேர் பண்ண வந்திருக்கிறேன் வாச்சாத்தி வாச்சாத்தினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாச்சாத்தி தருமபுரி மாவட்டத்தின் அழியா சுவடு அதை பற்றி பேசலாம் இந்த வீடியோனுடைய ஃபுல் வீடியோ லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன்லேயே கமெண்ட்ஸ்லேயே வச்சுருக்குறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா போய் பாருங்கள் தேங்க்யூ